ஆசிரிய பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை ஒரு திட்டத்தை நமது பள்ளிக்கல்வித்துறை நடைமுறைப்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மிஷன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று வகுப்புகளுக்கு மாணவர்களிடையே எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு இரண்டையும் மேம்படுத்தணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு முதல்ல ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகணும் அதே சமயத்தில் மேத்தமேட்டிக்ஸினுடைய ஸ்கில்லும் டெவலப் ஆகணும் இதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவ் இப்போ ஒன்றாம் வகுப்புக்கு குழந்தை உள்ளே வராங்கன்னு வைங்க அந்த தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டிலேயே பேசிட்டு தான் இருக்காங்க குழந்தை பிறந்த நாள்லேருந்து அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொந்தக்காரங்க எல்லாமே குழந்தைங்கிட்ட பேசி அந்த குழந்தைக்கு மொழி டெவலப் ஆகுது லாங்குவேஜ் டெவலப் ஆகி தான் வராங்க ஸோ அப்படி வர்ற குழந்தைகிட்ட அவங்க வீட்டில் பேசுகிற மொழி வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வகுப்பறையில் பயன்படுத்துகிற மொழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வகுப்பறையில் பயன்படுத்துறது ஒரு ரிஃபைன்டு லாங்குவேஜ் ஒரு தரமான ஒரு மொழி சாதாரணமான நிலையில் எல்லாருமே நம்ம சமுதாயத்தில் பேசக்கூடிய நிலையில் இருக்கும் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்றல் விளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ந்து நம்ம கற்றல் விளைவுகள்னு நிறைய தடவை பேசியிருக்கிறோம் அப்போ கற்றல் விளைவுகள்னு எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வகுப்பிலும் இப்போ குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பு வராங்க அப்புறம் ரெண்டாம் வகுப்பு வராங்க மூன்றாம் வகுப்பு வராங்க ஒவ்வொரு வகுப்பிலும் குழந்தைகள் அடைய வேண்டிய இலக்குகள் இப்போ மொழிப்பாடம் தமிழ் மொழிப்பாடம் ஆங்கில மொழிப்பாடம் கணிதம் சமூக அறிவியல் அறிவியல் இந்த மாதிரி பாடங்கள்லாம் இருக்குது இந்த ஒரு ஒரு பாடத்துலேயும் குழந்தைகள் இதை அடையணும்னு நம்ம ஒரு இலக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ஒரு வகுப்புலையும் அதுதான் நம்ம கற்றல் விளைவுகள்ங்கிறோம் ஸோ இந்த கற்றல் விளைவுகள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒரு வகுப்பிற்கும் மாணவர்கள் அடைய வேண்டிய இலக்குகள் இப்போ தமிழ் மொழி பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் வகுப்பு சேர்கிற குழந்தைகிட்ட ஏற்கனவே வீட்டில் அவங்க மொ மொழியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மொழியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஏற்கனவே பேச தெரியுதுங்கிறனால நம்ம எழுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்போவே ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்துரையாடுறாங்க குழந்தைகள் ஆசிரியர் பேசுவதை கேட்டு அதை வந்து கவனிக்கிறாங்க இப்போ நம்ம எழுத்தை இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அது ஒரு கற்றல் விளைவு குழந்தைகளுக்கு எழுத்தையும் அதனுடைய உச்சரிப்பையும் அடையாளம் காண செய்தல் ஸோ எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து எழுத்தை மட்டும் சொன்னோம் அப்படின்னா புரியாது ஸோ எழுத்தையும் அதனுடைய உச்சரிப்பையும் கொண்டு வரணும் ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆசிரியர்கள்லாம் ஆ அப்படின்னு ஒரு எழுத்து அ ஆ இ அப்படின்னா ஒரு எழுத்தை காமிச்சு அதனுடைய உச்சரிப்பும் சேர்ந்து சொல்லுவாங்க ஸோ உச்சரிப்பையும் எழுத்தையும் சொல்லும்போது ரெண்டும் கார்லேட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு அடையாளம் காணுதல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்தையும் உச்சரிப்பையும் வந்து அசோசியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அசோசியேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த இந்த எழுத்து இந்த உச்சரிப்புக்கு அப்படின்னு தெரியும் ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அடுத்தடுத்த நிலையில் போகும்போது எழுத்துலேருந்து வார்த்தைகள் வார்த்தைகள்லேருந்து சென்டென்சஸ் சென்டென்சஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் உயர்நிலை சென்டென்சஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்ன்னு போகிறோம் இதே இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வகுப்பறையில் பேசுறது தான் கொஞ்சம் பிரச்சனை இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அவங்க பேசுறது இல்லை ஸோ ஸ்கூலில் அட்மிஷன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கூலுக்கு வந்த பிறகு தான் அவங்க ஆங்கில மொழியை கேட்கறக்கூடிய நிலைமை இருக்குது ஸோ அந்த இடத்துல இந்த ஒன்றாம் வகுப்பு வர்ற குழந்தைங்க கிட்ட ஆசிரியர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கற்றல் விளைவுகள் அந்த எழுத்து ஏபிசிடி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல பேச ஆரம்பிக்கணும் அந்த லிசனிங் உங்களுக்கு நல்லா தெரியும் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங் இது நாலு தான் வந்து மொழியினுடைய கூறுகள் இதுதான் அடையணும் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்ஆர் டபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் எல்எஸ்ஆர் டபிள்யூ இந்த நாளை மையப்படுத்தி தான் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் இப்போ வந்து ஆங்கில மொழியை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஆங்கிலத்திலேயே பேசாமல் நீங்கள் எடுத்தோன்னா வந்து பாடத்தையோ அல்லது எழுத்தையோ வார்த்தைகளையோ சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது எழுத்தையும் உச்சரிப்பையும் அடையாளம் காணுதல் அப்புறம் வந்து வார்த்தைகளையும் படங்களையும் அடையாளம் காணுதல் இப்போ பார்த்தீங்கன்னா பிஏடி பேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த படத்தை காமிப்போம் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இந்த படம் இந்த வார்த்தைக்கு உரியது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடையாளம் காணுதல் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி அடுத்தது ரைம்ஸ் சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா தமிழ் மொழியிலையும் சரி ஆங்கில மொழியிலையும் சரி ரைம்ஸ் சொல்லுவோம் அந்த ரைம் சொல்லும்போது ஆசிரியர் அந்த ரைம்ஸுக்கு ஆக்ஷனோட சொல்லுவாங்க அப்போ குழந்தைங்களை அதை ரிப்பீட் பண்ணுவாங்க ஒரு தமிழ் மொழியிலும் சரி ஆங்கில மொழியிலும் சரி ரைம்ஸ் இருக்கு ஸோ இந்த ரைம் அப்படிங்கிறது ஒரு கற்றல் விளைவு ஸோ எழுத்து வரி வடிவம் உச்சரிப்பு அடையாளம் காணுதல் அப்புறம் வந்து வார்த்தைகளையும் படங்களையும் தொடர்பு படுத்துதல் இது எல்லாமே வந்து போயம் ரைம்ஸ் இதை வந்து ஆக்ஷனோட சொல்றது இப்போ வந்து ஆசிரியர் அடுத்த லேர்னிங் அவுட்கம் கற்றல் விளைவு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும் போது குழந்தைங்க செய்வாங்க என்ன செய்வாங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வரவும் குழந்தைகளே அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா நம்ம காமன் லாங்குவேஜில் சொன்னால் கூட அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா ஸோ இது ஒரு ஓரல் கொஷின் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதை குழந்தைங்க செய்கிறாங்க இப்போ நம்ம ஆங்கில மொழியிலும் அதே மாதிரி will you please bring the text book will you please clean the black board can you get me a cup of water இந்த மாதிரி ஒரு சென்டென்சஸ் இதில் பொலைட் ரிக்வஸ்ட் இருக்குது க்ரீட்டிங்ஸ் இருக்குது குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு டீச்சர் சொன்னால் தான் குழந்தைங்க ரிப்பீட் பண்ணி good morning madam good morning teacher அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ஓரல் ப்ராக்டிஸ் குழந்தைங்களுக்கு ஓரல் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆங்கில மொழியை வந்து ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அந்த கற்றல் விளைவுகள் அடைவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதனால் என்ன வரும்னா அவங்களுக்கு எழுத்து வடிவம் மட்டும் வரும் எழுத்துக்கள் படிப்பாங்க அப்புறம் வார்த்தைகள் தெரிவாங்க அதுக்கப்புறம் சென்டென்சஸ் படிப்பாங்க புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் பதில்கள் படிப்பாங்க ஆனா அந்த மொழி வளர்றதுக்கு ஆசிரியர் வகுப்பறையில் மொழியை பயன்படுத்துதல் மிக மிக முக்கியம் அதுதான் முக்கியமான கற்றல் விளைவு அந்த லாங்குவேஜ் பயன்பாடு வகுப்பறையில் ஆசிரியர் மொழியை பயன்படுத்துதல் எப்படி பயன்படுத்தணும் குழந்தைகளுடைய வயதுக்கேற்ற மொழியை பயன்படுத்தணும் இவங்க ரொம்ப ஹையர் லெவலில் மொழியை பேசக்கூடாது குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த வயதுக்கேற்ப குழந்தைகிட்ட பேசணும் அந்த காம்ப்ரியன்ஷன் அந்த காம்ப்ரியன்ஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னாலே என்னென்னா அது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது காம்ப்ரியன்ஷனுங்கிற கற்றல் விளைவு இருக்கும் அந்த இடத்துல இன்னும் ஒரு பேசேஜ் கொடுக்கணும் அந்த பேசேஜ் ஸ்டேஜோ அல்லது ஓரலாக நீங்கள் சொல்கிறதோ நீங்கள் ஓரலாக ஒரு கதை சொல்கிறீங்க அந்த கதை சொல்லிவிட்டு அதன் மூலமாக ஒரு கேள்வி கேட்கலாம் ஸோ அந்த கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னா அந்த பேசேஜை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஓரல் காம்ப்ரிஹென்ஷன்லேருந்து வரணும் அதுக்கப்புறம் தான் ரிட்டன் காம்ப்ரிஹென்ஷனுக்கு போகணும் ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பேசேஜிலேருந்து எடுத்து எழுதுறது it is not just taking from the passage and writing அதாவது அந்த பேசேஜை புரிஞ்சுக்கணும் நீங்கள் சின்ன பற்றி கூட கொடுக்கலாம் ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு குழந்தைங்களுக்கு மிக எளிய குழந்தைங்களுக்கு புரியக்கூடிய மொழியில் இருக்கிற ஒரு பேசேஜ் அவங்க பள்ளியை பற்றி அபவுட் அவர் ஸ்கூல் அவங்க ஃபேமிலியை பற்றி ஏதாவது ஒரு ரொம்ப மாணவர்களுக்கு எளிதில் புரியக்கூடிய ஒரு பேசேஜை கொடுத்து அதிலிருந்து வினாக்களை நம்ம கேட்குறதுங்கிறது காம்ப்ரிஹென்ஷன் டெவலப் ஆகும் அப்புறம் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் வரும்போது நம்ம அதனுடைய காம்ப்ளெக்சிட்டியை அதிகப்படுத்திக்கலாம் ஏன்னா எடுத்துன காம்ப்ளெக்சிட்டி அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஸோ எண்ணம் எழுத்தும் மிஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளிடையே மொழி ஆளுமையை வளர்த்தல் ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்பபெட்லேருந்து வார்த்தைகள் படங்கள் படங்கள் போயம்ஸ் ரைம்ஸ் அதன் பிறகு oral comprehension oral instructions polite request அதாவது கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் சென்டென்சஸ் பயன்படுத்திட்டு அதன் பிறகு தான் வந்து ஹையர் லெவலுக்கு லாங்குவேஜுக்கு போகணும் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த கிரேடடாக லாங்குவேஜ் டெவலப் ஆகும் இதுதான் வந்து கற்றல் விளைவுகளை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறது இப்போ இந்த கற்றல் விளைவுகளுக்கு நம்ம கோடு கொடுத்துருப்போம் எப்படி கோடு கொடுத்துருப்போம் அப்படின்னா உங்கள் கற்றல் விளைவுகள் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா தமிழ் மொழி அப்படின்னு பாடம் எடுத்தீங்கன்னா அதில் எண் இருக்காது நம்மளை தான் ட்ரைனிங்கில் சொல்லியிருப்போம் இப்போ தமிழ் மொழி அப்படின்னா டீன்னு வச்சுக்கிறோம் ஆங்கில மொழின்னா ஈன்னு e வச்சுக்கிறோம் ஏன்னா Tamil T stands for Tamil E stand for English அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது ஒரு எண் கொடுக்குறோம் ஒன்றாம் வகுப்புனா ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறோம் ரெண்டாம் வகுப்புனா ரெண்டுன்னு ஆரம்பிக்கிறோம் மூன்றாம் வகுப்புனா மூன்றுன்னு ஆரம்பிக்கிறோம் அதுக்கு அடுத்தது zero one zero two zero த்ரீன்னு சொல் வரிசையாக சொல்கிறதெல்லாம் என்னென்னா கற்றல் விளைவுகளுடைய வரிசையில் இருக்கிற அந்த கற்றல் விளைவுகளை குறிக்கும் for example T three zero four அப்படின்னா என்ன அர்த்தம்னா டீங்கிறது தமிழ் மொழி தமிழ் மொழியில் இருக்கிற த்ரீ அப்படிங்கிறது மூன்றாம் வகுப்பில் இருக்கிற ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது மூன்றாவது கற்றல் விளைவு இதே மாதிரி ஆங்கில மொழிகள் எடுத்துக்கோங்க இப்போ E three one four fourteen அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆங்கில மொழிகளோட கற்றல் விளைவுல மூன்றாம் வகுப்புல பதினாலாவது கற்றல் விளைவு ஸோ இந்த கற்றல் விளைவுகள் இந்த ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங்கை குழந்தைங்கள்ட்ட வளர்க்க வேண்டிய நிலையில் தான் கற்றல் விளைவுகள் இருக்கும் அதனால் கற்றல் விளைவுகள் நீங்கள் மையப்படுத்தும் போது பாடப்புத்தகத்தில் இருக்கிற பாடப்பொருளை அவங்க படித்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மொழியை பயன்படுத்துதல் ஆசிரியர் பேசுகிறத கேட்கணும் குழந்தைங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கணும் டீச்சர் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஸோ அவங்களுக்குள்ள குழந்தைங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஆசிரியர் மாணவர்களுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கணும் இதன் மூலமாக அவங்க மொழி டெவலப் ஆகணும் தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கில மொழியாக இருந்தாலும் சரி வகுப்பறையில் பயன்படுத்தும் போது தான் அவங்களுக்கு மொழி டெவலப் ஆகும் ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்புறம் ஹையர் லெவலில் கதையை சொல்கிறது ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த கதையிலேருந்து கேள்வி கேட்குறது அந்த சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே கற்றல் உங்கள் கற்றல் விளைவுகளுடைய கட்டகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அத்தனையும் இருக்கும் ஸோ இந்த மொழி பாடத்தை பொறுத்த வரைக்கும் மொழியை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதில் மொழியை பொறுத்த வரைக்கும் வினா விடைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் மொழி திறன்கள் லிசனிங் ஸ்பீக்கிங் ரீடிங் ரைட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த கற்றல் விளைவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வகுப்பறை செயல்பாடுகள் அமையணும் கற்றல் விளைவுகளை நம்ம மையப்படுத்துறதே வகுப்பறை செயல்பாடுகள் தான் வகுப்பறையில் மாணவர்கள் லிசனிங்க்கான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஸ்பீக்கிங்கான செயல்பாடுகளை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த பேசுதலுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தமிழ் மொழியிலும் சரி ஆங்கில மொழியிலும் சரி இருக்கணும் முதல்ல ஆங்கில மொழியில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு முதல்ல ஆசிரியர் பேசணும் ஆசிரியர் மாணவர்களிடையே ஆங்கில மொழியில் உரையாடும் போது மட்டும்தான் குழந்தை குழந்தைங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு மொழியாகவே தெரியாது நீங்கள் ஒன்றாம் வகுப்புலேயே குழந்தைங்க பேச ஆசிரியர் பேச ஆரம்பிக்கிறாங்க சிம்பிளாக பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக தெரியாது அவங்களும் அதையே சேர்ந்து வளருவாங்க அவங்களுக்கு மொழியும் ஒரு அடிப்படை கணிதமும் தெரிஞ்சால் மட்டும்தான் சிக்ஸ் செவன் எயிட் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க இப்போ கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் வகுப்புலேயே நம்ம கணிதம் ஆரம்பிக்கிறோம் ஸோ கணிதம் ஒன்றாம் வகுப்பில் கணிதம் வரும்போது குழந்தைங்களுக்கு எண் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது மேத்தமேட்டிக்ஸ் கிட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு எண் அப்படிங்கிறத இருபது வரை உள்ள எண்கள் தொண்ணூத்தொம்பது வரை உள்ள எண்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த லெவலில் வந்து எண்களை கண்டறிதல் அது ஒரு அடையாளம் காணுதல் எண்களை கண்டறிதல் பகுத்தல் தொகுத்தல் இது எல்லாமே கற்றல் விளைவுகளாக இருக்கும் இதே மாதிரி ஷேப்ஸ் இருக்கும் வடிவங்கள் அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரியான முக்கோணம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கணிதம் தொடர்பான எண்கள் அப்புறம் வந்து இந்த கோலி குண்டு அரேஞ்ச் பண்ணுறது அந்த புளியங்கொட்டையெல்லாம் இருக்கும் இந்த பாசிகள் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய வகுப்பறையில் செயல்பாடுகள் பண்ணுறோம் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எண்கள் அதுக்கப்புறம் வந்து வடிவங்கள் அதுக்கப்புறம் அடிஷன் ஸோ ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்புலேயே நம்ம அடிஷன் ஆரம்பிச்சிடுறோம் எளிய ஓரிலக்க எண்களுடைய கூட்டல் அப்புறம் வந்து கழித்தல் ஸோ இந்த மூன்றாம் வகுப்பெல்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் two digi two digit numbers வரும் அப்புறம் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கற்றல் விளைவுகள் வந்து அந்தந்த வகுப்புக்கு குழந்தைகள் அடைய வேண்டிய இலக்குகள் அதுதான் வச்சுருக்கிறோம் ஸோ ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்புலேயே அவங்களுக்கு கணிதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சாலிடாக டெவலப் ஆகணும் எதுன்னு டெவலப் ஆகணும்னா எண்கள் பற்றிய அறிவு டெவலப் ஆகணும் கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் அதில் வகுத்தல் கூட கொஞ்சம் ஹையர் லெவலில் வரும் நம்ம கண்டிப்பாக கூட்டல் அப்படின்னா என்னென்னு தெரியணும் பெருக்கல் அப்படின்னா என்னென்னு தெரியணும் கழித்தல்னா என்னென்னு தெரியணும் இது வந்து நம்ம வாழ்வியல் தொடர்போடு இருக்கணும் வெறும் நம்பரை எழுதி அவங்க வந்து அதை கூட்டல் பண்ணுறது முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இப்போ கடைக்கு போகிறாங்க பத்து ரூபா கொடுக்குறாங்க மூணு ரூபாய்க்கு பொருள் வாங்குறாங்க ஸோ மீதி எவ்வளோ வரும் ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கையோடு தொடர்புடைய கணக்குகளை நம்ம வகுப்பறையில் பயன்படுத்தணும் ஸோ அது மாதிரி வகுப்பறையில் அந்த மாதிரியான செயல்பாடுகள் கூடிய வகுப்பறை இருந்தால் மட்டும்தான் மாணவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த கணிதத்தினுடைய கற்றல் விளைவுகளை சரியாக கொண்டு வர முடியும் ஸோ கற்றல் விளைவுகளை வெறுமனே வகுப்பறை செயல்பாடுகளாக பார்க்காம குழந்தைங்களுக்கு கணித அறிவை வளர்த்தல் கணித சிந்தனையை வளர்த்தல் அப்படிங்கிற மாதிரி இலக்கோடு நம்ம ஆசிரியர்கள் பயணித்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப இயல்பாக அந்த எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக வந்துடும் அவங்க ரீடிங் ஸ்கில் டெவலப் ஆகிடும் அப்புறம் வந்து கணிதம் அப்படிங்கிறது எளிய கணக்குகள் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் பெருக்கல் இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க ஷேப்ஸ் பற்றி தெரிஞ்சிடும் வடிவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிடும் அப்புறம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு மணி பணம் சார்ந்த கூட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் மில்லி மீட்டர்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யூனிட்ஸ் கொடுத்து அதை கூட்டுறது அப்புறம் நாட்கள் வாரத்தினுடைய நாட்கள் அப்புறம் வருடத்தினுடைய மாதங்கள் ஸோ இது தொடர்பான கணக்கு வகுப்புகள் எல்லாமே ஒன்று இரண்டு மூன்று வகுப்புல வரும் ஸோ ஒன்று இரண்டு மூன்று வகுப்புகளில் இருக்கிற கணிதம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து வாழ்க்கையோட தொடர்பு படுத்தணும் அப்படி தான் கற்றல் விளைவுகள் பூரா இருக்கும் இப்போ இதுக்கு எப்படி நம்ம கோடு கொடுப்போம் அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த இங்கிலீஷ் தமிழுக்கு இ e, டின்னு சொன்ன மாதிரி இப்போ மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம் அப்படிங்கிற கோடு பயன்படுத்துகிறோம் அப்புறம் ஒன்றாம் வகுப்புக்கு ஒன்றுன்னு ஆரம்பிப்போம் ரெண்டாம் வகுப்புக்கு ரெண்டுன்னு ஆரம்பிப்போம் மூன்றாம் வகுப்பு மூன்றுன்னு ஆரம்பிப்போம் அதன் பிறகு இருக்கிற எண்கள் எல்லாமே அந்த கற்றல் விளைவுகளுடைய வரிசைகள் அதனால் இது ஒரு ஒரு வகுப்புலையும் கற்றல் விளைவுகள் என்ன இருக்கும்னா எண்களை அடையாளம் காணுதல் ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொம்பது வரைக்கும் இருக்கும் அப்புறம் நைன் நைன்டி நைன் வரைக்கும் இருக்கும் அப்புறம் nine thousand nine nine hundred ninety nine வரைக்கும் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் கொஞ்சம் நம்பர் தான் அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் எல்லாம் ஒன்று தான் அதனால் ஒன்றாம் வகுப்புலேயே குழந்தைங்களுக்கு அந்த கணிதம் அப்படிங்கிறது ஒரு இனிமையான செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் வகுப்பறை செயல்பாடுகள் அமைக்கணும் ஸோ வகுப்பறை செயல்பாடுகள் சிறப்பாக அமைஞ்சது அப்படின்னா குழந்தைங்களுக்கு கணிதம் அப்படிங்கிறது ஒரு எளிமையான செயல்பாடாக இருக்கும் வாழ்க்கையோடு தொடர்புடையது ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து அன்றாடம் நம்ம எங்கே போனாலும் அந்த கணிதத்தை பயன்படுத்துகிறோம் மொழியை பயன்படுத்துகிறோம் ஸோ மொழியை பயன்படுத்தாமல் நம்ம இருக்க முடியாது அதே மாதிரி கணிதத்தை பயன்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடத்த முடியாது ஸோ அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆசிரியர்கள் இந்த ஒன்று மூன்று வகுப்பில் ஒரு சரியான முறையில் ஆங்கிலம் தமிழ் கணிதம் இதை மூணையும் டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஹையர் கிளாஸ் வரும்போது அவங்களுக்கு இன்னும் உயர்நிலை சிந்தனைகள் வளரும் அந்த ஹையர் லெவல் கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஸோ இந்த கருத்தோட உங்களுக்கு வந்து கற்றல் விளைவுகளை இன்னும் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க கற்றல் விளைவுகள்ங்கிறது மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கல்வி அலுவலர்கள் குழந்தைகளை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அவங்களுடைய கற்றலை அவங்களே சோதிச்சுக்கலாம் சுய பரிசோதனை செய்கிறதுக்காகவும் கற்றல் விளைவுகள் பயன்படுது ஸோ கற்றல் விளைவுகள் பல வழியில் நமக்கு பயன்படும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்போ வந்து எந்த பர்டிகுலர் இதில் வந்து குழந்தைங்க சரியாக பண்ணலைங்கிறத வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய வகுப்பறை செயல்பாடுகளை மாற்றி அமைக்கலாம் அதுக்கும் கற்றல் விளைவுகள் பயன்படும் ஸோ கற்றல் விளைவுகளை வெறுமனே ஒரு செயல்பாடுகளாக எடுத்துக்காம அது வாழ்க்கையோடு தொடர்புடைய செயல்பாடுகள் இது மாணவர்களுக்கு உயர் சிந்தனையை வளர்க்கக்கூடிய செயல்பாடுகள் உயர்நிலை கருத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஆசிரியர்கள் செயல்பட்டோங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் மொழி ஆளுமை மொழித்திறன் மேம்பட்டு கணித திறன் மேத்தமேட்டிக்ஸ் எபிலிட்டி அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிட்டு ஹையர் கிளாஸ் வரும்போது அவங்க இண்டிபெண்ட்டாக எல்லா சுச்சுவேஷன்ஸையும் டீல் பண்ணக்கூடிய திறன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூறி உங்களிடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்